டோலக்பூருங்கிற பெயர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமம் சில மலைகளுக்கு நடுவுல ஒரு ஆத்த கடந்து அமைஞ்சிருந்தது அந்த கிராமத்துல எல்லார் வீட்லயும் மோட்டார் பைக் கார்கள் டிராக்டர்ஸ் இருந்துச்சு ஆனா யாருமே வண்டிய பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அந்த கிராமத்துல பெட்ரோலும் டீசல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்க் கிடையாது அதனால அந்த கிராமத்துல வண்டிங்க எல்லாமே இருந்தும் மாட்டு வண்டியை தான் பயன்படுத்தினாங்க இந்த விஷயத்தை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் அதாவது லக்ஷ்மணனால பார்க்கவே முடியல ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த கிராமத்துல பெட்ரோல் பங்க அமைக்கணும் நான் போய் நம்ம நாட்டாம கிட்ட பேசுறேன் லக்ஷ்மணன் போயிட்டு நாட்டாம கிட்ட கேட்டான் அட நாட்டாமையா உங்க தம்பி அரசாங்கத்துல எல்லாம் வேலை செய்யறாரு அவருக்கு தெரிஞ்ச மேலதிகாரிங்க அதிகமா இருப்பாங்கல்ல ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்ம கிராமத்துல ஒரு பெட்ரோல் பங்க் போடலாம்ல ஏன்பா லக்ஷ்மணா உனக்கு தான் தெரியும்ல அரசாங்க வேலைங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சில பேருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் சில பேருக்கு குடிக்க வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மணன் என்ன சொன்னார்னா ஐயோ ஐயா நீங்க இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும் நான் இப்போவே கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து உங்க கையில குடுக்கறேன் என்ன வேலை முடியணும் அவ்வளவுதான் அதுக்குள்ள லக்ஷ்மண கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு நாட்டாம கிட்ட கொடுத்தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு நாள் நாட்டாம தான் தம்பி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத லக்ஷ்மணன் அங்கே ஓரமா நின்னு கேட்டுட்டான் அட அந்த முட்டாள் பையன் லக்ஷ்மண நம்ம கிட்ட பணம் கொடுத்துருக்கான் ஆனா அந்த பணம் எப்பவோ தீந்துருச்சுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது <laughs> அத கேட்டதும் லக்ஷ்மண மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு முடிவு பண்ணான் அப்பதான் லக்ஷ்மணன் ஒரு பெரிய வாட்டர் டேங்கர் வீடு வீடா போய் தண்ணி குடுக்கறத அவன் கவனிச்சான் அவனோட மனசுல ஒரு ஐடியா வந்துச்சு உடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நாம ஏன் டிராக்டருக்கு பின்னாடி ஒரு பெட்ரோல் டேங்கரை வச்சு உருவாக்க கூடாது ஒரு மொபைல் பெட்ரோல் பங்க் மாதிரி அப்புறம் அது மூலமா நம்ம கிராமத்துல எங்க வேணும்னாலும் போய் பெட்ரோலை விக்கலாம் இல்லையா அது மூலமா நமக்கு வருமானமும் கிடைக்கும் அப்புறம் கிராமத்துல பெட்ரோல் பங்க் இல்லாத குறையும் தீந்து போயிடும் நீ என்னப்பா சொல்ற அட்ரஸ் அக்க இந்த ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்குப்பா நாம உடனே அதை ஆரம்பிக்கணும் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் யார் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் இருக்கணும் எல்லா நண்பர்களும் சிட்டிக்கு போய் ஒரு டிராக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய டேங்கரை பொருத்தி அதுல பெட்ரோலை ஃபில் பண்ணாங்க அந்த மொபைல் டிராக்டர் பெட்ரோல் பங்க மறுபடியும் டோலக்பூர் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் பெட்ரோல் விற்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் அவங்க கார்ஸ் பைக்ஸ் வண்டிகளை கொண்டு வந்து பெட்ரோலை வாங்கிக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க அத பார்த்த நாட்டாமையும் அவரோட தம்பியும் பட்டு நின்னாங்க ஆனா லக்ஷ்மணனும் அவனோட மொபைல் பெட்ரோல் பம்ப் டிராக்டரும் கிராம மொத்தத்திலையும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு அதே போல மூணு பெட்ரோல் பம்ப் டேங்கரை லக்ஷ்மணன் வாங்கினான் ஆனந்தபுரம்ங்கிற கிராமத்துல வினோத்ங்கிற பெயர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான் வினோத் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து தள்ளு வண்டியில சாட் வியாபாரம் பண்ணான் அப்புறம் அவங்களுக்கு உதவியும் செஞ்சான் ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு போது அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு இங்க பாருங்கம்மா நாம ஏன் சாட் அப்புறம் சமோசாவ ஹோம் டெலிவரி பண்றதுக்கு ஒரு ஆப் உருவாக்க கூடாது எல்லாம் நகரத்துல ஆன்லைன் ஆர்டர்ஸ் நிறையவே கிடைக்குது என்னோட அன்பு முட்டாள் மகனே இது ஒரு சின்ன கிராமம் இதெல்லாம் இங்க ஓடாதுப்பா அதுவும் இல்லாம அதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் தெரியுமா இத காரணம் காட்டி நீ பைக்ல சுத்தலான்னு பாக்குறியா இந்தா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஒழுங்கா பொருட்களை வாங்கிட்டு வா வினோத் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தான் அப்ப ஒரு இடத்துல பல பரீட்சை போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு அங்க போய் பார்த்தப்ப அந்த இடத்துல பல்வீர்னு ஒரு பைல்வான் எல்லாரையும் ஆம்ரசிங்ல தோக்கடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப வினோத் அங்க போய் என்ன சொன்னான்னா ஹலோ பல்வீர் அண்ணன் நான் உங்களை சுலபமா தோக்கடிச்சிருவேன் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க இங்க பாரு வினோத் இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு கிடையாது ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ஆனா ஒருவேளை நீ ஜெயிச்சா நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் அட்ரஸ் அக்கா நானா பத்தாயிரம் ரூபாவா ஒருவேளை நான் ஜெயிச்சு இந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அப்ப அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு பல்வீருக்கு முன்னாடி உக்காந்துட்டான் ஆனா ஒரே ஒரு தட்டுல பல்வீர் வினோத்தோட கைய கீழே சாச்சிட்டான் அப்புறம் வினோத் ஆயிரம் ரூபாவை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான் வினோத் வீட்டுக்கு வந்தப்ப அவனோட அப்பா அவனை பயங்கரமா திட்டினாரு கோபத்துல வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பல்வீர தோக்கடிக்கணும்னு நினைச்சான் ஒரு நாள் அவன் தன்னோட பாட்டி வீட்டுக்கு போனான் அங்க அவனோட பாட்டி உரல்ல அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்ததும் வினோத்துக்கு ஒரு ஐடியா வந்துச்சு பாட்டி பாட்டி மாவ நீங்க உரல்ல அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா சரி உங்க கை நல்ல உறுதியா இருக்கா இங்க வாப்பா எவ்வளவு பலமா இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவனோட பாட்டி அவனை ஒரே நிமிஷத்துல தள்ளி விட்டுட்டாங்க வினோத் தூரமா போய் விழுந்தான் உடனே அவன் வீட்டுக்கு வந்து சமையல் அறையில மேல இருந்து ஒரு பெரிய உரலை எடுத்தான் அப்புறம் தினமும் அந்த உருளைய சுத்த ஆரம்பிச்சான் அம்மா உங்களுக்கு ஏதாவது மாவு அரைக்கணும்னா என்கிட்ட கொடுங்க நான் உங்களுக்கு அரைச்சி கொடுக்குறேன் தினமும் அவனோட அம்மா நிறைய கடலைங்க கோதுமை அரிசி கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வினோத அதுல அரைச்சி மாவை கொடுத்தான் ஒரு நாள் அம்மா அரைக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்கல அப்புறம் வினோத் போய் சில கற்களை கொண்டு வந்து அரைக்கிறதுக்கு உரல்ல போட்டு அரைக்க ஆரம்பிச்சான் அரைக்க அரைக்க அதுக்குள்ள இருந்து நிறைய வைரங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு எத்தனை கற்களை அவன் போட்டானோ அத்தனை வைரங்கள் வந்துச்சு அத பார்த்துட்டு வினோத்தோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது நம்ம முன்னோர்களோட உரல் இது மாய உரல்னு நினைக்கிறேன் அட கடைசியா இன்னைக்குதான் நம்ம முட்டாள் பையன் செஞ்ச வேலையால நாம பயனடைஞ்சிருக்கோம் வினோதோட அப்பாவும் அம்மாவும் அந்த வைரங்களை வித்து ஒரு புது வீடு வண்டிங்க நிறைய நிலங்களை வாங்கினாங்க அவங்க கிராமத்துல ஏழைங்களுக்கு கூட உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க சாப்பாடு துணிமணி அப்புறம் பணத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினாங்க பெஹரம்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல சஞ்சய்ங்கிற பேர் கொண்ட ஒரு குயவன் இருந்தான் அவன் விதவிதமான மண்பாண்டங்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான் அவனோட மனைவியும் பையனும் அவனுக்காக உதவி செய்வாங்க கிராமத்து ஜனங்க எல்லாருமே சஞ்சய் கிட்ட வந்துதான் மண் சட்டிகளை வாங்கிக்கிட்டு போவாங்க கொஞ்ச நாள் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஹிம்மத் சிங்ங்கிற வியாபாரி அவன் கிட்ட வந்தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா இங்க பாருப்பா சஞ்சய் நான் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மண் பாண்டங்களை செய்யற ஃபேக்டரிய உருவாக்க போறேன் அதனால நீ உன்னோட வியாபாரத்தை மூடிட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கோ இல்லைன்னா பட்னி கிடந்தே செத்து போயிடுவ <laughs> அப்போ சஞ்சயோட மனைவி என்னங்க இது அநியாயமா இருக்கு இவரு ஃபேக்டரி வைக்கிறாரா நம்மள எதுக்காக பயமுறுத்துறாரு இப்ப நம்ம என்ன பண்றது அவர் சொல்றது என்னமோ உண்மைதாம்மா அவர் இங்க ஒரு ஃபேக்டரிய வைக்க போறாருன்னா அப்ப பாத்திரங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் அவர்கிட்ட தானே போய் வாங்குவாங்க நாம வேற ஏதாவது ஒரு வேலையை தான் செய்யணும் ஒரு வேலை பண்ணுவோங்க நாம மண்ணால விதவிதமான பொம்மைகளை செய்யலாங்க அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் அதுக்கு நிறைய டிமாண்டும் இருக்குங்க அப்படி யோசிச்சுட்டு சஞ்சய் விதவிதமான மண் பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சான் மெல்ல மெல்ல அவனோட சேல்ஸும் அதிகமாயிடுச்சு எல்லா பசங்களும் சஞ்சய் கிட்ட வந்து பொம்மைகளை வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் ஹிம்மத் சிங்குக்கு தெரிஞ்ச உடனே அவரு ஒரு பிளான் பண்ணாரு ஒரு ராத்திரி ஹிம்மத் சிங்கும் சில ரவுடிகளும் வந்து சஞ்சயோட சக்கரத்தையும் மண் பொம்மைகள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டாங்க மறுநாள் சஞ்சய் இது எல்லாத்தையும் பார்த்ததுமே வேற வழியே இல்லாம தலைய புடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டான் திடீர்னு உடஞ்சு போன அந்த சக்கரத்துல இருந்து ஒரு சுவாமிஜி தோன்றினாரு மகனே சஞ்சய் என்னால உன்னோட வேதனைய புரிஞ்சிக்க முடியுது நான் உனக்கு தங்க பொம்மைகள் செய்யற ஒரு அற்புதமான சக்கரத்தை கொடுக்கறேன் அதுக்கு மேல நீ கொஞ்சம் மண்ணவை போதும் அது ஒரு அழகான தங்க பொம்மையா மாறிடும் அப்பதான் அவனோட மனைவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிஜி அப்ப உடனே சுவாமிஜி மறைஞ்சிட்டாரு உடனே அவனோட மனைவி மண் உருண்டைய அந்த மாய சக்கரத்து மேல வச்சா அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மண் உருண்டை ஒரு தங்க பஸ் பொம்மையா மாறிடுச்சு அது போல சஞ்சய் அந்த சக்கரத்துல மண்ணை வச்சதுமே அந்த மாய சக்கரம் விதவிதமான பொம்மைகளை கொடுத்துச்சு அப்புறம் மறுபடியும் சஞ்சயோட வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அவன் தன்னோட வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கடையும் திறந்தான் அந்த விஷயம் ஹிம்மத் சிங்குக்கு தெரிஞ்சு போச்சு அட இந்த சஞ்சய் நான் சொல்றத கேட்க மாட்டான் போல இருக்கு இன்னைக்கே போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சில ரவுடிகளை கூட்டிக்கிட்டு சஞ்சயோட வீட்டுக்கு போயிட்டாரு அவர் அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் உடைக்க போகும்போது திடீர்னு அந்த பொம்மைகள் எல்லாத்துக்கும் உயிர் வந்துருச்சு அப்புறம் பெரிய பொம்மைகளா மாறிடுச்சு அப்புறம் எல்லா பொம்மைகளும் ஹிமத் சிங்க துரத்த ஆரம்பிச்சது அது போல ஹிமத் சிங்கும் அவனோட ஆட்களும் அந்த மாய சக்கரத்து மேல விழுந்துட்டாங்க உடனே அந்த மாய சக்கரம் ரொம்ப வேக வேகமா சுத்தி எல்லாரையும் ஒரே சமயத்துல ரொம்ப தூரமா தூக்கி வீசிடுச்சு அப்ப அந்த சத்தத்தை கேட்டு சஞ்சய் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தபோது அந்த இடத்துல பொம்மைங்க மறுபடியும் சின்னதாயிடுச்சு அப்புறம் எல்லாமே அமைதியா இருந்தது அது போல அந்த மாய சக்கரம் ஹிம்மத் சிங்க்கு பாடத்தை கத்து கொடுத்துச்சு அப்புறம் சஞ்சய் தன்னோட வியாபாரத்தை நிம்மதியா நடத்தினான்